வெளியூரில் இருக்க பசங்க வீட்டில் இன்னைக்கு தனியாக இருக்கீங்க அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க தனியாக ரூமில் தூங்குற பசங்க யாராக இருந்தாலும் ராத்திரி தூங்கும்போது ஒரு பயம் ஏற்படலாம் தூக்கம் இன்மை இல்லாமல் இருக்கலாம் யாரும் நம்மளை கவனிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படலாம் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீலிங்கும் ஃபியர் கேன் ஹேப்பன் இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பயம் தரக்கூடிய விஷயம் இருந்தாலும் சரி நீங்கள் முருகபெருமானை நினைத்து அவருடைய மந்திரமான ஓம் சரவண பவ என்னும் நாமத்தை மனசில் அதை உருவே உருவேற்றிக்கிட்டு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ என்று உங்களுக்கு தூக்கம் வருது வரையினாலும் சரி இல்லைன்னா ஒரு பதினோரு முறை சொன்னாலும் சரி நம் இறைவன் முருகரை நினைத்து நீங்கள் மந்திரத்தை சொன்னீங்கன்னா அது எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி முருக பெருமானின் மந்திரத்துக்கு முன்னாடி எதுவுமே ஆகாது ஸோ தைரியமாக நீங்கள் படுத்துவோங்க தூங்கும்போது விபூதி இட்டுக்கோங்க முருகரோட கோயில் விபூதியை நீங்கள் மறைத்துக்கிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா எந்த ஒரு தீய சக்தியும் சரி எந்த ஒரு தீய கனவுகளும் சரி பயம் தரக்கூடிய எந்த விஷயமும் உங்களுக்கு நிகராது உங்களுக்கும் உங்கள் சுற்றத்தாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நிகழாது எந்தெந்த இடங்கள் எல்லாம் ஓம் சரவண பவ என்றும் மந்திரம் ஒழிக்கப்படுகிறதோ அங்கு எல்லாம் என் முருகப்பெருமான் உடன் இருக்கின்றார் இது சத்தியம்